நம்ம பன்னீர் ஃபிங்கர்ஸ் பண்ண போகிறோம் இது நல்ல ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ரெசிபி நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான ரெசிபி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா வந்து மேலே கிறிஸ்பியாக உள்ளே வந்து சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நம்மளும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பன்னீர் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் இது வந்து லோ ஃபேட் ஆர்கானிக் பன்னீர் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் இது சில்லி சாஸ் ஒரு முட்டை இது மேரினேட் பண்ணுறதுக்கு இந்த மசாலாலாம் யூஸ் பண்ணலாம் உப்பு கரம் மசாலா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது சாப்பர் மசாலா இது மிளகுத்தூள் இது வந்து தந்தூரி சிக்கன் மசாலா கொஞ்சம் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் அதுக்கப்புறம் ப்ரெட் க்ரம்ஸ் இது வந்து வீட்டில் நம்ம ப்ரெட் வச்சு இந்த ஓரெல்லாம் வந்து நம்ம எட்ஜஸ் எல்லாம் நான் வந்து யூஸ்வலாக எடுத்து வச்சு இது மாதிரி பொடி பண்ணி வச்சுப்பேன் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பன்னீரை வந்து நம்ம நல்லா வந்து நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நம்ம கொஞ்சம் நீளமாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைஸ்க்கு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ இது போல் பீசஸாக கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா போட்டு கொஞ்ச நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம் இந்த மசாலா எல்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம் இந்த மசாலாவுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம தயிர் போட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதில் வந்து ஒரு ஒரு பீஸாக நம்ம வந்து போட்டு இதை வந்து கொஞ்சம் பரட்டி வச்சிடலாம் இப்போ ஒரு முட்டை வந்து நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் கொஞ்சம் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபிங்கர்ஸை வந்து நீங்கள் இதில் டிப் பண்ணி போடும்போது ஜென்ட்லாக வந்து எடுக்கணும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே வந்து நான் அப்படியே ஊற்றிடுறேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் அப்படியே பரட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஜென்டில் தான் செய்யணும் இல்லைனா வந்து பாருங்கள் இது போல் பிரேக் ஆகிடும் அதனால் இது வந்து நம்ம அப்படியே கலக்கிடலாம் இது வந்து இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து ப்ரெட் க்ரம்ஸில் இது பண்ணிவிட்டு நம்ம கோட் பண்ணிவிட்டு ரெட் க்ரம்ஸில் கோ கோட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இது இப்படி இருக்கட்டும் ஏன்னா இது வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து இது பண்ண நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கலன்னா பாருங்கள் இது போல் பிரேக் ஆகிடுது அதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு ஒரு பீஸாக எடுத்து இதில் வந்து கோட் பண்ணிக்கலாம் இதை வந்து தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து கோட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் வந்து நான் போடுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எல்லாம் திருப்பி போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு நம்ம எடுத்துடலாம் பன்னீர் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஒரு சிம்பிள் தான் இது நம்ம இஷ்டம் தான் என்ன மசாலா போடுறதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முதல் முறை எங்கள் சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய ரெசிபிஸ் இருக்குது அதுவும் நீங்கள் பாருங்கள் Thanks for watching.